ஹலோ கைஸ் பேய் வீடியோவில் வச்சு எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பேய் வீடியோலாம் போய் எடுக்க போகிறது கிடையாது எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது கிடையாது அதுக்கு பதிலாக பேய்களை பற்றின சில சுவாரஸ்யமான விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறத விட பேய் வந்து ஒரு வீட்டில் இருக்கா அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அந்த அறிகுறிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக பேய் இருக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம் மீனிங் வாங்க என்னென்னு போய் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு விஷயம் இப்போது உங்கள் வீட்டுக்குள்ளே பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது பேய் இருக்குது அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அதில் முதல் அறிகுறி என்னென்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே தனியாக இருக்கும்போது அந்தந்த உங்களோட வீடு கார்னர்ஸ் இருக்கு இல்லையா ஒரு ரூம் இருக்குது அப்படின்னா அந்த கார்னர்ஸில் வந்து அந்த மூளையில் வந்து பிளாக் கலரில் ஷேடோஸ் மாதிரி அப்பப்போ தெரியுமாமா அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா பேய் இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது ரெண்டாவது நீங்கள் வீட்டில் தனியாக இருக்கும்போது பக்கத்தில் யாருமே இல்லை அப்படின்னா ஃபீல் பண்ணுங்க இப்போது உங்கள் வீட்டில் நீங்கள் தனியாக உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு உங்களை சுற்றி யாருமே இல்லை அந்த மாதிரி டைமில் உங்கள் தலைக்கு பின்னாடி முடி வந்து அப்படியே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகும் இந்த மாதிரி வந்து ஃபீல் ஆச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் பேய் இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது மூணாவது விஷயம் இப்போது நீங்கள் வீட்டில் ஃபோனையோ ஏதோ ஒன்று வளர்த்துனீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் பேய் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த பூனை வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட இடம் ஹாலாக இருக்கட்டும் பெட்ரூமாக இருக்கட்டும் ஒரு சில இடத்துல மட்டும் வந்து சுற்றி சுற்றி வரும் நீங்கள் அங்கே பூனைக்கு ஸ்நாக்ஸ் போட்டிருக்க மாட்டீங்க சாப்பாடு போட்டிருக்க மாட்டீங்க எதுவுமே போட்டிருக்க மாட்டீங்க தண்ணி இருக்காது ஆனால் ஒரு சில இடத்த மட்டும் சுற்றி சுற்றி வரும் அந்த மாதிரி பூனை வந்து உங்கள் வீட்டில் வந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் பேய் இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது அண்ட் நாலாவது விஷயம் நாலாவது விஷயம் என்னென்னு நானே மறந்துட்டேன் ஏன்னா உங்களுக்கு இதை சொல்ல சொல்ல எனக்கு பயமாக இருக்குது பயத்தில் நாலாவது விஷயத்த மறந்து எஸ் நாலாவது விஷயம் திரும்ப திரும்ப எனக்குள்ளே பயமாக இருக்குது நாலாவது விஷயம் உங்கள் வீட்டில் நீங்கள் தனியாக இருக்கும்போது யாருமே இல்லை அப்படின்னாலும் யாராவது இருந்தாலும் அப்படின்னாலும் சப்போஸ் நீங்கள் தனியாக உட்காந்துருக்கும்போது யாருமே உங்களை கிராஸ் பண்ணி போகலை அப்படின்னாலும் உங்கள் பக்கத்தில் லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் தனியாக போய் உட்காருங்க லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ யாருமே கிராஸ் பண்ணி போகலை அப்படின்னாலும் உங்களை யாராவது கிராஸ் பண்ணி போகிற மாதிரி மனசுக்குள்ளேயே ஒரு ஃபீல் ஆகும் அப்படி ஃபீல் ஆகிறது இல்லாமல் அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு உடம்பு வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிரும் கொஞ்சம் குளிரான மாதிரி ஆயிடும் குளிர் குளிர் வருது இல்லைங்களா குளிரில் நடுங்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீல் ஆகும் அந்த மாதிரி ஃபீல் வந்துச்சுனாலும் உங்கள் வீட்டில் பேய் இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது சரி ஓகே இந்த அறிகுறிகள்லாம் இருக்கட்டும் இதையெல்லாம் தாண்டி பேய் வந்து எனக்கு கன்ஃபார்மாக வீட்டில் இருக்கா இல்லையான்னு தெரியணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரே ஒரு வழி இருக்குது வீட்டில் எல்லோரும் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிக்கோங்க நைட் டைமில் வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மெழுகு பத்தியில் மெழுகு பத்தி பற்ற வைங்க பற்ற வச்சதுக்கப்புறம் அந்த மெழுகு பத்தியில் தீ எரிஞ்சிட்டே இருக்கும் அந்த தீ எரிகிறது வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும் இல்லைன்னா எல்லோ கலரில் இருக்கும் அந்த தீ வந்து சம்மந்தம் இல்லாமல் திடீர்னு ப்ளூ கலர்லேயோ நீல கலர்லேயோ மாறுச்சு அப்படின்னா அந்த இடத்துல பேய் இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்ஸு அண்ட் ஆல்சோ அந்த தீ வந்து ஃபேன்லாம் நீங்கள் ஆஃப் பண்ணிடணும் ஃபேன்லாம் ஆஃப் பண்ணியும் எந்த காற்றுமே இல்லாமல் அந்த தீ அணைஞ்சிச்சு அப்படின்னாலும் மேக்ஸிமமாக பேய் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா பேய் இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேரும் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி இப்போ பேய் உட்காந்துருக்கும் வந்து கழுத்தவே பிடிக்கும்